எங்கள் ரெசிபீஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் எங்களோட நிறைய எல்லா ரெசிபீஸும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி கீரை பொரியல் பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம் மணத்தக்காளி கீரை வயிற்றுக்கு ரொம்ப நல்லது வாய்ப்புண் வயிற்று புண் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது இதில் அயன் கண்டென்ட்ஸ் நிறையா இருக்குது இது இன்னும் நிறையா மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது இது அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துன்ட்டோன்னா நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கட்டு மணத்தக்காளி கீரை ஒரு வெங்காயம் ஒரு அஞ்சு பல் பூண்டு ரெண்டு காஞ்சி மிளகாய் ஒரு கத்து கருவேப்பிலை அரை கப் தேங்காய் துருவல் கடுகு சீரகம் கடலைப்பருப்பு உளுந்து பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் உப்பு எண்ணெய் இப்போ முதல்ல வந்து மணத்தக்காளி கீரையை வந்து நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் സൈഡിൽ കായിട്ടും கடுகு போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் உளுந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் பூண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் 연도 구워거든요. பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ கீரை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் ஒரு கால் கப் தண்ணி ஊற்றிக்கலாம் அதுலேயே ஏற்கனவே தண்ணி விடும் பட் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இதை வேகட்டும் நல்லா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நம்ம கொஞ்சம் தான் போட்டோம் வேகட்டும் இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் ஒரே ஒரு நிமிஷம் வந்து சும்மா கலக்கி விட்டு எடுத்துடலாம் மணத்தக்காளி கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி தேங்க்யூ